வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்க்குறது கேட்குறது த்ரீ இடியட்ஸ் கேம் டே நான் உங்கள் ட்ரைகோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்ஜே ராக் ப்ரோவோட துரோக மூமெண்ட் தான் போடலான்னு பார்த்தேன் நானும் அவன் உக்காந்து இருக்கவே சரி அடிச்சு போடலாம் அப்படின்னு போய் எமௌண்ட் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் வேலையை அவ்வளோ சரி அவனுக்கு துரோக மூமெண்ட் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அது செட் ஆகிடுச்சு அப்படியே இப்போ அவனும் குளோவல் போட்டுக்கலாம் குளோவல் போட்டு என்ன பண்ணுறான் அந்த இல்லையா ஃப்ரெண்டாக வராமல் ஒன்று இல்லை அடிக்கணும் ஓ எமௌண்ட் போடுறியா ஆமாம் எமௌண்ட்டே தான் போடுறோம் டபிள்யூ எஃப்எஃப் டபிள்யூஎஸ் அந்த எமௌண்ட் போட்டு விளாண்டுக்கிறான் ஓகே ஃப்ரெண்டாக விளாண்டு நினைக்கிறான் அவனும் ஃப்ரெண்டாகிட்டான் மக்களே இது போதும் மக்களே ஃப்ரெண்டாக வரேன் அடிச்சு கிடிச்சு போடாதரப்பா மனசு தாங்காது எனக்கு இலங்கணும் மனசுப்பா எனக்கு ஓகே அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஓ இந்த எமௌண்ட் தான் மக்களே போட்டு போட்டு அங்கே தான் ஓசையில் ஒரு எமௌண்ட்டு கரீனா கொடுத்துருவே என்ஜாய் பண்ணுறான் நல்லா ஜிகு ஜிகுன்னு மின்னுது போலக்குது எங்கே போகிறான் க்ளோவல் எடுத்துக்கடா வாடா க்ளோவல் போடுறல்ல வா என்னம்மா வாடுறான் அவனை இன்றைக்கே ஒரே முட்டை போட்டுறான் இன்னும் போக மாட்டேனுக்கிறானே ஓன் அடிக்கலான்னு பார்த்தா ஓ வெயிட் பண்ணுறானா வா வா வா வா இன்னொரு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தள்ள தள்ள எனக்கு வந்து கிடைச்சது என்னென்னா யூடியூப்பில் நம்ம ஆர்ஜே ராக் ப்ரோவோடைய இவன் மூமெண்ட் தான் அப்போ வந்து ஆர்ஜர் ராக் ப்ரோ வந்து ஒரு வண்டியில் ஏற்றிக்கின்னு இனிமே பின்னாடி உக்கார வச்சுக்கின்னு டேரெக்டாக அப்படியே மில்லுக்கு போகிறாரு மில்லு மேலேருந்து அப்படியே கீழே வந்து வண்டியிலேருந்து அப்படியே கீழே ஜம்ப் பண்ணிடுறாரு வண்டியிலேருந்து அவன் எனிமி வரைக்கும் கீழே போய் விழுந்துடுறான் அது வந்து என்னை மன்னிச்சிடுறான் தம்பி அப்படின்றாரு அதே மாதிரியே நம்மளும் என்னை மன்னிச்சிட்றா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனையே தூக்கி சாப்பிட வேண்டியது தான் என்னது இது ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது இந்த ட்விஸ்ட்டு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பளையும் ஆலில் போட்டுக்கோங்க வாங்க போகலாம் வந்துட்டோம் எங்கே இன்னும் காணோம் இந்த பக்கம் தானே இருக்கணும் ஓ இன்னும் அந்தாண்ட எங்கேயும் இருக்கும் போல என்னடா அது பரதேசி பையன் எவனோ வேண்டிய நடு ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு போயிருக்கான் அதை வந்துருச்சு மக்களே ஒன் டூ த்ரீ என்ன மன்னிச்சிட்றா தம்பி எங்கே ஒன்று காணும் எலிமினேட்டும் காட்டல பதினாறு பேர் அப்படியே வரமே ஓ உங்கள் தான் கரியா நீ இது பாருங்கள் மக்களே என் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனிமி செட் ஆகலை இது டெத் ஆகலை ஓகே இப்போ வந்து கீழே போய் சேர்ந்துருவோம் ஆ வந்து சேர்ந்தாச்சு என் முதல்ல எனிமிக்கிட்ட அந்த லூட்டெலாம் அடிச்சுக்கிட்டு ஜோன் வேறு வருது ஓகே ஜீப் எடுத்துக்கிட்டு நம்ம டேரெக்டாக வேறு எங்கேயாவது எனிமிக்கிறானா பார்க்கலாம் ஒம்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்படியே என்னது இது லெஃப்ட்டில் ஏதோ பெரிய சண்டைலாம் போட்டுக்கிறாங்க போல இருக்குது க்ளோவெல்லாம் இருக்குது நிறைய ஐயோ எனிமி எனிமி எனிமி ஓடிடலாம் ஃப்ரெண்டாக வரட்டான் போல என்ன ஓடிடுறான் அடாடா ஃப்ரெண்டாக வரையாப்பா ஆ வாராசா வாராசா உனக்கு தான் ராசா வெயிட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு பிளேயர் கிடச்சா போதும் எங்கே எல்லாம் என்ன மாதிரி யூடியூபர் நிறைய பேர் பழச்சிக்குவாங்க அவன் என்ன உக்காந்துட்டான் நான் தானே வெடி ஓட்டினான் நீ ஏன் ஓட்டுற நீ ஏன் ஓட்டுற நான் தான் வண்டி ஓட்டணும் நீ எல்லாம் ஓட்டினா இப்படி தான் அடிப்பேன் வண்டியை ஓட்டுற வண்டி கும்மி போடுவோம் கும்மி ரேஸ்கல் என் வண்டி நான் தான் அந்த வண்டி எடுத்துன்னு போகிறேன் உன் வண்டியில் போக வேண்டியது தான்ற நீ ரேஸ்கல் ஓகே ஃபஸ்ட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது வேணாம் இங்கே ஒரு மக்களே இங்கே ஒரு எனிமி இருந்தான் எங்கே அவன் ஆளை காணும் அது உட்காரான் அவனா அது இல்லை போலகுது சரி நம்ம ஜோன் வருது ஜோன் உள்ளேயாவது போய் அப்படி கீழே உட்காருவோம் எலிமினேட் ஆகிட்டான் இன்னும் மூணே பேர் தான் மக்கள் ஏற்கிறோம் ஐயோ மேலே எலிமி ஐயோ பரதேசி பையன் மேலே வந்து உக்கார் அடடா எனக்கு தெரியாமல் மறைஞ்சிக்கின்னு இருக்காராமா ரேஸ்கல் இன்னும் ரெண்டு பேர் தான் இன்னும் அவனும் எலிமினேட் ஆகிட்டான் அடடா போய் அடிச்சாச்சா ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் கிழ பண்ணுங்கள் எத்தனை பேர் ஆர்ஜே ராக்கோட ஃபேனு அப்படின்னு நானும் ஒரு ஃபேன்